அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஷ லக்கணத்துக்கான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் மேஷ லக்கணத்துக்கு உண்டான கேரக்டர் வைஸ் அவங்களோட குணாதிசயங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்போ இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப நல்ல கேரக்டரா இருப்பாங்கங்க மத்தவங்களுக்கு உதவி வந்து அதிகமா செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் வரும் செவ்வாய் அதிகம் அதிகம் இருக்கிறதுனால சட்டுன்னு கோவப்படுவாங்க ஏன்னா யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது அதனால அந்த கோபம் வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணத்துக்கான அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் மேஷ லக்கணம் அடுத்து பார்த்தீங்கன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுல ரொம்ப ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க ஸ்ட்ரைட்டாக போய் சொல்லிடுவாங்க ஒளிவு மறைவு அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் தெரியாது எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த விதமான விஷயங்கள் பேசுறதா இருந்தாலும் சரி ஓப்பன் டாக்காக தான் இருக்கும் மறைமுகமாக எதுவுமே பேச மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக பேசி தான் அவங்களுக்கு பழக்கம் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் மேஷ லக்னத்துக்கு நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க நீங்க அவங்க கூட இருக்கும்போது தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா லக்கணத்திலேயே செவ்வாய் இருந்தா என்ன பலன் லக்கணத்துல செவ்வாய் இருந்தா ஆட்சின்னு நடத்தவங்க அப்ப லக்னாதிபதியே அவங்க தான் அப்ப அவங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுள் அவங்களுக்கு பேச்சாற்றல் மிகுந்தவரா இருப்பாங்க ரொம்ப நல்ல கேரக்டரா இருப்பாங்க எந்த இடத்துலயுமே ஒரு ஆஃபீஸ் ஒர்க் செஞ்சாவோ இல்லை வேற இடத்துல இருந்தாவோ அவங்களோட பேச்சாற்றல் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க மற்றவங்க விரும்பி கேட்கக்கூடிய விதத்தில் பேசுவாங்க ஆமாம் நான் சொல்கிறது தான் ரைட்டு நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் பின்னாடி அதை யோசிச்சு பார்த்தோம்னா அது கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த விதமாக ஆர்குமெண்ட்ல போய் அதுக்கப்புறம் தி பெஸ்டான்னு சொல்லி காட்டுவாங்க அவங்க அது மாதிரி நல்ல கேரக்டருங்க அந்த லக்னத்துல செவ்வாய் இருந்தா அந்த மாதிரி அடுத்து இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் குடும்பஸ்தானமும் சொல்லுவோங்க இரண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு எல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லி சொல்லுவோம் இருந்தாலும் இவங்க இதுல பார்க்கும்போது ஏழு எட்டு அந்த மாதிரி வரும்போது தான் ரொம்ப கடுமையான தோஷம் சொல்லுவோம் பன்னெண்டு இதெல்லாம் பரிகார செவ்வாய்ன்னு சொல்லுவோம் அது செவ்வாய் நிக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து நம்ம ஜென்ரலா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பேசுவாங்க ஆர்குமெண்ட் நிறைய இருக்கும் உங்க பேச்சாட்டல் வந்து ரொம்ப எது எதிர்ப்பு ஒருத்தர் பேசுறாங்கன்னா அதை நின்று கேட்க மாட்டாங்க சட்டு சட்டுன்னு பேசிடுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் அதுக்கப்புறம் பின்னாடி யோசனை பண்ணுவாங்க நம்ம பேசுனது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் இரண்டா இரண்டாம் இடத்துல இருந்ததுன்னா செவ்வாய் இருந்தா அந்த மாதிரி ஒரு பிஹேவியரா இருக்கும் மற்றபடி மூன்றாம் இடத்துல செவ்வாய் வரும்போது தைரியஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம இளைய சகோதரஸ்தானமும் சொல்லுவோம் இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாய் வரும்போது மிகுந்த துணிச்சல் தைரியம் அவங்களுக்கு நிறையவே இருக்குங்க எதுவும் துணிஞ்சு இறங்கிடலாம் எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம இறங்கி பார்க்கணும் இதில் செஞ்சு சக்ஸஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவாங்க அடுத்து நாலாம் இடம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா நீச்சமான இடம் அது செவ்வாய் வந்து அப்போ செவ்வாய் தோஷனும் நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் நம்ம ராசி கட்டம் நவாம்சம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் என்ன பார்வை அது மேலே படுது எப்படின்னு இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு உண்டான அந்த விஷயம் சொல்றேன் நாலாம் இடத்துல இருந்தா நீச்ச நீச்சத்துல இருக்கிறதுனால தாய்ஸ்தானம் வீ வண்டி வீடு வாகனம் எல்லாம் சொல்லுவோம் அது அதுல பாத்தீங்கன்னா நாலாம் இடம் வந்து தாய்க்கு உடல்நிலை தொந்தரவு ஆரோக்கியத்துல குறைபாடு ஏற்படும் அடுத்தது ஒவ்வொரு விஷயமா வண்டி வாகனம் எல்லாம் வந்து பழுது பாக்குற மாதிரி இருக்கும் அடிக்கடி வண்டி மாத்திட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஏற்படுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் சொல்லி சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பாக்கியம் சற்று தாமதமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியே பிறந்தாலும் ஆண் வாரிசு தாங்க பிறப்போம் செவ்வாய் இருக்கிறதுனால அதனால ரொம்ப ஐந்தாம் இடத்துல இருந்ததுன்னா நல்லா இருக்கும் பூர்வீகம் கெட்டுடுச்சுன்னு சொல்லுவாங்க சில பேரு ஆனா அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுட்டா சரியாயிடுங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல ஆறாம் இடம் வந்து ரோகஸ்தானம் ருண ரோகஸ்தானம் சொல்லுவாங்க எதிரிகள் அது சம்மந்தப்பட்டுலாம் சொல்லுவாங்க ஆறாம் இடம் ஆறாம் இடம் அந்த மாதிரி பார்க்கும்போது எதிரிகள் வந்து இவங்க கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் இவங்க இருப்பாங்க ஆனா இவங்களை வந்து வெல்லவே முடியாதுங்க அந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் இருந்தா ரொம்ப சிறப்பு இப்போ ஏழாம் இடம் கலந்திரகாரகன் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா நம்ம திருமணம் ஆக வேண்டிய பெண்ணுக்கோ இல்லை பையனோட ஜாதகமோ இதே மாதிரி ஆல்டர்னேட் இதே மாதிரி இருந்ததுன்னா பார்த்து வச்சு நம்ம பார்த்து பண்ணணும் பொறுமையா ஏன்னா திருமணம் காலம் வரும்போது செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தாவோ இல்லை சனி பார்வையில இருந்தாவோ இல்லை சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தாவோ இதில் வந்து ரத்த தோஷம்னு சொல்லி சொல்லுவாங்க சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இல்லை சின்ன சின்ன காயங்கள் அது மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பொறுமையா நிதானமா பார்த்து ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு திருமணம் செய்யற மாதிரி வரும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் வந்து ஆயுள் சொல்லி சொல்லுவோம் எட்டாம் இடத்துலயே அவர் வந்து ஆட்சி விருச்சகத்துல எட்டாம் இடத்துல ஆட்சி அப்ப ஒரு கிரகம் வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்றதுன்னா வலுவா வலுவா இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா உடல் உபாதைகள் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் இடம் வந்து வலு பெறக்கூடாதுங்க வலு இழந்திருக்கணும் இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம் அந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்பப்போ வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவு நிறையா ஏற்படும் அதனால உடலை வந்து நல்லா நல்லா பார்த்துக்கணுங்க அந்த டைம்ல இது வந்து ஒவ்வொரு இடத்துல செவ்வாய் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான பலன் தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எட்டாம் இடத்துல இருந்தா அதுக்கு உண்டான பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து தந்தை ஸ்தானம் சொல்லுவோம் தொலைதூர பயணம் இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அலட்சியங்கள் நிறைய கொடுக்கும் தந்தை கிட்ட வாக்குவாதங்கள் இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது என்னென்ன கிரகம் பாக்குது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது தனிப்பட்ட செவ்வாய் பத்தி தான் சொல்றேங்க எந்த கிரகமும் கூட்டு சேர்ந்து அதுக்குண்டான பலன்கள் சொல்ல ஏன்னா அதுக்குண்டான பலன்களே வேற சனி பார்வையோ இல்ல குரு பார்வை இந்த மாதிரி பார்க்கும்போது அதுக்கான பலன்களே வேற மாதிரி இருக்கும் செவ்வாய் பத்தி மட்டும்தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தந்தைக்கும் இவங்களுக்கும் சின்ன வாக்குவாதங்கள் இவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல அந்த செவ்வாய் வரும்போது கடுமையான உழைப்பு இருக்கும் அதுக்கான வெற்றியும் பெறுவாங்க இவங்க கடுமையா உழைப்பாங்க எந்த தொழிலா இருந்தாலும் சரி கடுமையா கஷ்டப்படுவாங்க அடுத்தது சக்சஸ் பண்ணுவாங்க அவங்க பத்தாம் இடத்துல இருந்தா அடுத்தது பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் பதினொன்னாம் இடத்துல இருந்ததுன்னா லாபஸ்தானத்துல இருந்த என்ன பலன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கும்பத்துல லாபங்கள் வந்தாலும் செலவு ரெடியா இருக்கும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தா செலவுகள் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானத்துல பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அவன் வந்து நிம்மதியாக சாப்பிட்டு உறங்கக்கூடிய இடம் சொல்லுவோம் அதில் வந்து ராகு கேது சனி இது மாதிரி கூட்டு சேர்ந்து இருந்ததுன்னா நிம்மதியான தூக்கன்றது இருக்காது ஒன்று நைட் டைமில் அன்டைமில் தூங்குற மாதிரி இருக்கும் ஒன்று டியூட்டியாக இருக்கும் நைட் டைம் நைட் டியூட்டியாக இருக்கும் இல்லை அப்படின்னா மனசு போட்டு ஏதோ ஒன்று லேடிஸாக இருந்தாங்கன்னா குழப்பிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க நைட்டில் தூங்க மாட்டாங்க பகலில் தான் அவங்க அதிகமாக தூங்குவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பன்னெண்டாம் இடம் பார்த்தா நம்ம சொல்லிடலாம் ஆறாம் இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா செவ்வாய் வந்து ஆறுல இருந்தா எதிரியும் வந்து பயப்படுவாங்கன்னு அந்த ஆறாம் இடத்துல இருந்தா கடலையும் வத்த வைக்கும் கண்ணியில வந்து செவ்வாய் இருந்தா கடலையும் வற்ற வைக்கும்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்க செலவாளியா இருப்பாங்க செலவு வந்து நிறைய செய்வாங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா தனித்த செவ்வாய் தான் இப்ப நம்ம பத்தி சொல்லிட்டு இருக்கோம் அந்த தனித்த செவ்வாய் அந்த கண்ணியில இருக்கும்போது அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க கடலையே வற்று வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு செலவுகள் வந்து நிறைய இருக்கும் நிறைய செலவு பண்ணுவாங்க தேவையில்லாத அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கானங்க கடின உழைப்பாளி வின் பண்ணணும் ஜெயிக்கணும் நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லி சேலஞ்சிங்காக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவாங்க அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்